வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டா அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் first sari two seven three சாரியுடைய நம்பர் டூ செவன் த்ரீங்க பல்லுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூவில் வருது பாடியில் டாப் அண்ட் பாட்டமும் உங்களுக்கு அதே இங்கு ப்ளூ தான் டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய அந்த பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பார்டருடைய ஹைட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மோர் தென் எயிட் இன்ச்சஸ் இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுலேயுமே வருங்க பாடி ஆஃப் சாரீ கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பீகாக் ப்ளூ கலர் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் sari number two seven four same pattern second colour sari pallu and blouse beige colour same beige கலரே தான் உங்களுக்கு பாடியில் டாப் அண்ட் பாட்டம் வரும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் எல்லோ கலர் இந்த சாரீஸுடைய offer price six thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஒரு சாரீலேருந்து அதாவது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number two seven five pallu and blouse beige colour body of சரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா க்ரீனில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய புட்டாவே இருக்கும் அதாவது புட்டா பொறுத்த வரைக்கும் big butta and also contrast border வருதுங்க ஸோ சாரீ வந்து நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கும் next sari sari number two seven six body of sari உங்களுக்கு கோல்டன் எல்லோ மாதிரி வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு தான் பேஸ்டல் தான் அதாவது க்ரே அண்டு பெய்ஜ் மிக்ஸ் ஆனால் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் அச்சீவ் பண்ண முடியுமோ அது மாதிரி இருக்கும் அதாவது எலிஃபண்ட் கிரேலேயே லைட் கலர் இதுவுமே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் தான் புட்டாஸ் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் பே பண்ணால் தான் வந்து உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறீங்க sari number two double seven பழுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து டார்க் வைலட்டில் இருக்கும் வித் பிளாக் காம்பினேஷனோடு வருதுங்க பாடி ஆஃப் சாரியுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹனி கலர் மாதிரி தான் வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லோ மஸ்டர்ட் எல்லோ கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்த மஸ்டர்ட் எல்லோ பிளாக்கோட மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு இன்னும் டார்க்காக தெரியும் அண்டு இன்னொன்று சொல்லணுங்க இது பிளாக் கலர் மிக்ஸிங்கிறதுனால சேரீயில் கண்டிப்பாக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 உங்களுக்கு இந்த பர்பிளோட என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே புட்டாலேயே வந்து கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே இருக்குங்க next sari sari number two eighty one பலூன் blouse same beige and black மிக்சிங்கில் தாங்க இருக்குது பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலரில் வருதுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் டோன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க ரீசெல்லர் ஹோல்சேலர் கஸ்டமர் இந்த மாதிரி செப்பரேட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது நீங்கள் கஸ்டமராக இருந்தாலோ அல்லது ரீசெல்லராக இருந்தாலோ ஹோல்சேலராக இருந்தாலோ எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால இந்த சாரீலையும் பிளாக் கலர் த்ரெட் நிறைய இடங்களில் விசிபிள் ஆகுதுங்க next sari number two eight two two eighty two பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வருதுங்க பாடி ஆஃப் சாரி மெரூனில் வருது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பியூர் சில்க் சாரி நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளும் வந்து செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி செக் பண்ணணும் என்ன மாதிரி வந்தது அப்படின்னா அது பியூர் சில்க் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுவுமே பிளாக் காம்பினேஷன் தாங்க மேக்சிமம் வந்து உங்களுக்கு பிளாக் காம்பினேஷனில் தான் வரும் அப்போ தான் டிஃப்ரெண்ட் கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பிக் புட்டாக இருக்கக்கூடிய எஸ்பெஷலி கான்ட்ராஸ்ட் பார்டரும் வரக்கூடிய சாரீஸ் தான் அதுவும் offer price six thousand five ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக இமீடியட்டாக சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் வெயிட் எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன் பை ஒன் மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே வருவோம் இது சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்